அனைவருக்கும் வணக்கம் கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெடில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ரேண்டம் ஷோட் கொடுத்துக்கலாம் இந்த ரேண்டம் ஷோட் அவுட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசி டெக் சேனல் இவங்க வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஓகே உங்கள் வீடியோவும் நம்ம சேனலில் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீடியோவும் நம்ம சேனல் வீடியோவில் வரும் ஓகே வாங்க இப்போ நம்ம ரெடில்ஸ்க்கு போயிடலாம் ஓகே இவன் பேர் நிக் இவனை வந்து கிட்னாப்பர் வந்து கடத்திட்டாங்க இங்கே மூணு டோர் இருக்குது இதில் எந்த டோரில் ஓப்பன் பண்ணால் இவன் ஈஸியாக தப்பிக்கலாம் டைம் ஸ்டார்ட் நவ் thank வேண்டிய இவன் தப்பிக்க வேண்டிய டோர் எதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன் எடுத்துகிட்டு தேர்ட் டோரில் இருக்கிற உல்ஃபை கொண்டுட்டு போயிடலாங்க ஐஸ்